ஹலோ இப்போ நாம் வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்க்கலாம் கால் கேஜி வெண்டைக்காய் சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி கொஞ்சம் பூண்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு கருவேப்பிலை அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு பெருங்காயத்தூள் எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் தண்ணி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சீரகம் போடலாம் கடுகு போடலாம் சீரகம் போடலாம் பொரியட்டும் இப்போ கடலைப்பருப்பு போடலாம் உளுந்து വെങ്കായം വെങ്കായം പോടും பூண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க வதங்கிட்டோம் வெங்காயம் வதங்கி வச்சு தக்காளி போட்டுக்கலாம் Fatun. Nella Fatun. Kita akan buat apa? Kita akan buat apa? Kita akan buat apa? தக்காளி மசிச்சாச்சு இப்போ வெண்டைக்காய் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இது வேகட்டும் நடுவில் கலக்கி விடுங்க லாடி பிடிச்சிரும் வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப சிம்பிள் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் தக்காளி போடுறதுனால வந்து வெண்டைக்காய் வந்து அந்த வழவழப்பு போயிடும் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வெண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லது ஞாபக சக்தி அதெல்லாம் ரொம்ப அது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லா கணக்கு போடலான்னு சொல்லி வழவழப்பு இருக்கிற காய்கள்லாம் வந்து மூளைக்கு ரொம்ப நல்லது நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்